வணக்கம் bank nifty future one minute chart December seven ten forty one AM daily பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் டுடே நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு so red colour candle open ஆகிட்டு sell at forty three thousand four hundred and nineteen point செவன்டீனு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு டார்கெட் லைன் மேலே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் ஜெனரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் எயிட் பாயிண்ட் இருக்குது forty three thousand three hundred and eleven second target அதனுடைய டபுள் டெய்லி பேசிஸ் நமக்கு அந்த கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணோம் கண்டினியூஸாக டவுன் சைடு இறங்கின பட்சத்தில் நமக்கு டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ அந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆனதுனால நமக்கு சிக்னல் மாதிரி ஒரு ஜென்ரேட் ஆகுது செல் கால்ன்றனால sell signal so red colour candle open ஆயிருக்கு ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும் மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இதில் வர கால்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெண்ட் என்னவாக இருக்குன்னு ஒரு பேசிக்கான ஐடியா வச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் உங்களுக்கு இன்ட்ராடே கால்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டெய்லி பேசிஸ்லையும் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் சும்மா இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு இது எப்படி மூவ் பண்ணுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ரெக்கவரியான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கால் ஜென்ரேட் ஆன வெறும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் டுவெல் மினிட்ஸில் நமக்கு first hour range break out ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட் நல்ல ஒரு டவுன் அதில் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு bank nifty weekly option chart so டேரெக்டாக ஒரு ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோம் ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்கும் forty three thousand five hundred put option நமக்கு செல் கால் அதனால் புட் ஆப்ஷன் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் புட் ஆப்ஷனில் த்ரீ ஃபார்ட்டியில் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு த்ரீ ஃபார்ட்டியில் ஜென்ரேட் ஆன கால் இப்போ நமக்கு five thirty range break out ஆயிருக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு சொல்லக்கூடிய ஒரு சார்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் வேணும் அதை வச்சு இன்டர்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.